ஒரு நாள் ஒரு மனிதர் நடந்து போயிட்டு இருந்தாரு அப்படியே அவர் ரொம்ப தூரம் நடந்து போயிட்டாரு ரொம்ப தூரம் நடந்ததால அவருக்கு களைப்பா இருந்துச்சு ரொம்ப களைப்பா இருக்கே எங்கேயாவது ஓய்வெடுத்தா நல்லா இருக்கும்னு நினைச்சாரு அப்படியே சுத்தி பார்த்தாரு அங்க ஒரு அழகான மரம் இருந்துச்சு மரத்துக்கு கீழே மெத்து மெத்துன்னு புல்வெளி இருந்துச்சு அது அவரை கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு அங்க போய் படுத்து தூங்கிட்டாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண் விழிச்சாரு நல்ல இழைப்பாரியாச்சு இப்ப நினைச்சாரு நல்ல இழைப்பாரியாச்சு நல்லா பசிக்குது சாப்பிட ஏதாவது இருந்தா நல்லா இருக்குமேனு நினைச்சாரு அவர் வாழ்க்கையில அவர் சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட உணவு எல்லாத்தையும் நினைச்சாரு அவர் நினைச்ச மாத்திரத்திலேயே அந்த உணவு எல்லாம் அவர் முன்னாடி தோன்று பசியில இருக்கிறவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க சாப்பாடு வந்துச்சு நல்லா சாப்பிட்டாரு வயிறு நிறைஞ்சிச்சு இப்ப நினைச்சாரு oh, வயிறு நிறைஞ்சிடுச்சே குடிக்க ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்குமே அவர் குடிக்க விரும்பிய எல்லா ஐட்டத்தையும் நினைச்சாரு அது எல்லாம் அவர் முன்னாடி தோணுச்சு தண்ணி அடிக்கிறவங்களும் கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க நல்லா குடிச்சாரு உள்ள கொஞ்சம் ஆல்கஹால் போனதும் உங்களுக்கு தெரியுமா சார்ல்ஸ் டாவின் சொன்னாரு நீங்க எல்லாம் குரங்கா இருந்தீங்க உங்களுக்கு வால் விழுந்துருச்சுன்னு நான் சொல்லல சார்ல்ஸ் டாவின் சொன்னாரு நீங்க எல்லாம் குரங்கா இருந்தீங்க உங்களுக்கு வால் விழுந்துருச்சு நீங்க மனிதனா ஆயிட்டீங்க ஆமா கட்டாயமா வால் விழுந்துருச்சு ஆனா குரங்கு யோகத்துல நிலையில்லாத ஒரு மனச மர்க்கட்டான்னு சொல்வோம் மர்க்கட்டான்னா குரங்கு ஏன் மனச குரங்கோட ஒப்பிடுறோம் தெரியுமா குரங்கோட குணாதிசயங்கள் என்ன குரங்கோட ஒரு குணம் தேவையில்லாத அசைவுகள் இன்னொன்னு என்னன்னா இப்ப நான் உங்ககிட்ட அவரை பார்த்து குரங்கு மாதிரி பண்றீங்கன்னு சொன்ன என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் ஒன்ன பார்த்து அதே மாதிரி செய்யறது குரங்கும் ஒன்ன பார்த்து அப்படியே செய்யற குணமும் பரஸ்பரம் ஒன்னா சொல்லப்படுது குரங்கோட இந்த ரெண்டு குணங்களும் நிலையில்லாத ஒரு மனசோட குணங்கள் தேவையில்லாத அசைவு இது நீங்க குரங்கு கிட்ட இருந்து கத்துக்க தேவையில்லை நீங்க குரங்குக்கு கத்து கொடுக்கலாம் உன்னை பார்த்து அப்படியே செய்யறது மனசோட முழு நேர வேலை இந்த ரெண்டு குணங்களும் இருக்கிறதால தான் மனசு குரங்கோட ஒப்பிடப்படுது இப்ப இவருக்குள்ள இருந்த குரங்கு வேலை செய்ய ஆரம்பிச்சுச்சு அவர் அப்படியே சுத்தி பார்த்தாரு இங்க என்ன நடக்குது நான் சாப்பாடு கேட்டேன் சாப்பாடு வந்துச்சு தண்ணி கேட்டேன் தண்ணி வந்துச்சு இங்க ஏதாவது பிசாசு இருக்குமோ அப்படின்னு நினைச்சாரு பிசாசு வந்துச்சு oh, ஐயோ பிசாசுகள் வந்துருச்சே அதுக என்ன துன்புறுத்துமோன்னு நினைச்சாரு உடனே பிசாசுகள் அவரை துன்புறுத்த ஆரம்பிச்சிருச்சு வலியில கத்திட்டே ஐயோ இதுங்க என்ன கொல்ல போகுதுன்னு சொன்னாரு செத்தாரு பிரச்சனை என்னன்னா அவர் கேட்டதை கொடுக்கும் கல்ப விருட்ச மரத்துக்கு உட்கார்ந்திருந்தாரு அவர் சாப்பாடு கேட்டாரு சாப்பாடு வந்தது தண்ணி கேட்டாரு தண்ணி வந்துச்சு பிசாசு கேட்டாரு பிசாசு வந்துச்சு இம்ச கேட்டாரு இம்ச வந்துச்சு இறப்பு கேட்டாரு இறப்பு வந்துச்சு உடனே காட்டுக்குள்ள கல்ப மரத்தை தேடி போக வேண்டாம் இன்னைக்கு மரங்களையே பார்க்க முடியறது இல்லையே ஒரு நிலையான மனசு சம்யுக்தி நிலையில இருக்கிற மனச கல்ப சொல்றோம் உங்க மனச ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு நீங்க ஒருங்கிணைச்சீங்கன்னா அது உங்க முழு உடல் அமைப்பையும் ஒருங்கிணைக்கும் உங்க உடல் உங்க உணர்ச்சிகள் உங்க சக்தி எல்லாமே அதே திசையில ஒருங்கிணைக்கப்படும் எப்போ உங்களோட இந்த நாலு பரிமாணங்களும் உங்க பொருள் உடல் உங்க மனம் உங்க உணர்ச்சிகள் உங்க அடிப்படையான உயிர் சக்தி இது எல்லாமே ஒரே திசையில செலுத்தப்படும் போது நீங்க இந்த நிலையில இருந்தா உங்க சுண்டு விரல கூட அசைக்காம நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் செயல் செய்யறதுக்கு அது உதவியா இருக்கலாம் ஆனா எந்த செயலும் செய்யாமலும் நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை உருவாக்க முடியும் குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த நாலு தன்மைகளையும் ஒரே திசையில செலுத்துறது மூலமாவும் அத அசைவில்லாம வச்சுக்கிறது மூலமாவும் அதை உருவாக்க முடியும் இப்போ உங்க மனசோட பிரச்சனை என்னன்னா ஒவ்வொரு கணத்திலையும் அது தன்னோட போக்க மாத்திக்கிட்டே இருக்கு இது எப்படின்னா நீங்க எங்கேயோ போகணும்னு விரும்புறீங்க ஒவ்வொரு ரெண்டு அடிக்கும் நீங்க போற திசையை மாத்திட்டே இருக்கிறீங்க இப்படி இருந்தா போய் சேர வேண்டிய இடத்தை அடைவது ரொம்ப கஷ்டம் இல்லனா எதேச்சியா நடக்கும் உங்க மனசை ஒருங்கிணைச்சு அதன் மூலமா உங்க முழு உடல் அமைப்பையும் தற்சமையும் நீங்க யாரா இருக்கிறீங்களோ இந்த நான்கு அடிப்படையான அம்சங்களையும் ஒரே திசையில கொண்டு செல்லணும் இதை செஞ்சீங்கன்னா நீங்களே கல்ப விரக்ஷம்தான் நீங்க என்ன விரும்பினாலும் அது நடக்கும்